மொசில்லா Firefoxஇன் தீம்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் கற்க போவது தீம்ஸ் பெர்சனாஸ் மொசில்லா Firefoxஇல் ஆட் பிளாக்கிங் செய்தல் Firefox யூசர் இன் ரசனை அல்லது preferences க்கு ஏற்ற customization ஐ அளிக்கிறது அவற்றில் ஒன்று தீம்ஸ் தீம்ஸ் பயர்ஃபாக்ஸ் எப்படி தோன்ற வேண்டும் என மாற்றுகிறது background colors, buttons இன் தோற்றம் மற்றும் layout ஐ மாற்றுகிறது. இதில் பயனாவது Ubuntu 10.04 மற்றும் Firefox 7.0. Firefox browser ஐ திறக்கலாம். முதலில் Mozilla Firefox இன் theme ஐ மாற்றுவதை கற்கலாம். Load Images Automatically option ஐ enable செய்யலாம். இதனால் browser இல் டிஸ்ப்ளே ஆகும் images ஐ பார்க்க முடியும் மேனு பார் எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ஐ சொடுக்கவும் பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ல் கன்டென்ட் tab ஐ தேர்க லோட் இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி பாக்ஸ் ஐ செக் செய்க குளோஸ் ஐ சொடுக்கவும் யுஆர்எல் பார் ல் சொடுக்கி டைப் செய்க addonsmozillaorgfirefoxதீம்ஸ் Enter செய்க Mozilla Firefox add-ons இன் Themes page க்கு இது நம்மை கொண்டு செல்கிறது. இங்கே thumbnails ஆக நிறைய தீம்களை பார்க்கிறோம். Themes எப்படி தோன்றும் என இந்த thumbnails காட்டுகிறது. இங்கே themes ஐ preview செய்யலாம். Themes இன் categories ஐ பார்க்கவும். அந்த தீமை ஐ பயன்படுத்தி இருக்கிற மற்ற users தரும் மதிப்பீட்டையும் பார்க்கவும். Mouse pointer ஐ சில தீம்களுக்கு மேல் நகர்த்தலாம். இப்போது தீம் ஷைன் பிரைட் ஸ்கின் மீது சொடுக்கவும் இது இந்த பேஜில் கிடைக்கும் பல தீம்களுள் ஒன்று ஷைன் பிரைட் ஸ்கின் தேமே ன் பேஜ் தோன்றுகிறது கன்டின்யூ டோ டவுன்லோட் பட்டன் ஐ சொடுக்கவும் அந்த தேமே பற்றிய மேலும் தகவல்களை தரும் பேஜ் க்கு இது கொண்டு செல்கிறது தேமே ஐ இன்ஸ்டால் செய்ய ஆட் டோ பயர்ஃபாக்ஸ் பட்டன் ஐ சொடுக்குக add on downloading progress bar தோன்றுகிறது அடுத்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தோன்றுகிறது இன்ஸ்டால் Now ஐ சொடுக்கவும் The theme will be installed once you restart Firefox என ஒரு மெசேஜ் தோன்றுகிறது Restart Now ஐ சொடுக்குக மொசில்லா Firefox மூடப்படுகிறது அது ரீஸ்டார்ட் ஆகும் போது புதிய தேமே அப்ளை செய்யப்படுகிறது தீம்ஸ் பேஜ் க்கு திரும்ப போகலாம் மற்றொரு தேமே ஐ தேர்வு செய்யலாம் இந்த தீம் Add to Firefox பட்டனை காட்டுகிறது தேர்ந்தெடுத்த தீமை இது டவுன்லோட் செய்யும் டவுன்லோட் முடிந்த பிறகு ஒரு வார்னிங் மெசேஜ் விண்டோ தோன்றுகிறது இன்ஸ்டால் நவ் பட்டனை சொடுக்கவும் Firefox browser ஐ restart செய்ய கேட்கும் Restart now ஐ சொடுக்கவும் Firefox தடை செய்யப்படுகிறது. Restart ஆகும் போது புதிய தீம்ஸ் அப்ளை செய்யப்படுகிறது தீம்ஸ் browserன் தோற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது இது உங்களின் ரசனைக்கு ஏற்ப பயர்ஃபாக்ஸ் browser ஐ கஸ்டமைஸ் செய்கிறது சில காரணங்களுக்காக மீண்டும் டிஃபால்ட் தேமே க்கு போக நினைத்தால் டூல்ஸ் மற்றும் add-ons இல் சொடுக்கி இடது பேனலில் ல் அப்பியரன்ஸ் tab சொடுக்கவும் இங்கு டவுன்லோட் செய்யப்பட்ட அனைத்து தீம்களும் களும் தோன்றும் டிஃபால்ட் தேமே ஐ பார்க்கவும் Enable பட்டனை சொடுக்கவும் Restart Now பட்டனை சொடுக்கவும் Mozilla Firefox மூடப்பட்டு ரீஸ்டார்ட் செய்யப்படும் ரீஸ்டார்ட் ஆகும்போது டிஃபால்ட் தேமே மறுபடியும் தோன்றும் add ons tab ஐ மூடவும் பெர்சோனாஸ் என்பன Firefox இன் இலவச இன்ஸ்டால் செய்ய சுலபமான ஸ்கின்ஸ் பெர்சோனாஸ் பிளஸ் பின்வரும் built-in functionality உடன் நீளுகிறது சிறப்பான கண்ட்ரோலை கொடுக்க புதிய பிரபலமான உங்கள் அபிமான பர்சனாஸை சுலபமாக அணுக URL பாரில் டைப் செய்க addons.mozilla.org/firefox/personas Enter ஐ அழுத்த Mozilla Firefox add-ons இன் Personas page க்கு போகிறோம். இங்கே நிறைய personas ஐ பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பர்சனாவை சொடுக்கவும் தேர்ந்தெடுத்த பர்சனாவின் தகவல்கள் உள்ள பேஜுக்கு இது கொண்டு செல்லும் ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் பட்டனை சொடுக்கவும் புதிய தீம் இன்ஸ்டால் செய்யப்படுகிறது என எச்சரிக்க மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் தோன்றும் நோட்டிஃபிகேஷன் பாரின் வலப்பக்கம் உள்ள சிறிய எக்ஸ் மார்க்கை சொடுக்கவும் இந்த பர்சனாவை பயர்ஃபாக்ஸ் தானாக இன்ஸ்டால் செய்கிறது அவ்வப்போது நம் இன்டர்நெட் வேலைகளில் ஆட்ஸ் குறுக்கிடும் ஆனால் இதை ப்ளாக் செய்ய உதவ சில சிறப்பு சாஃப்ட்வேர் உள்ளன அந்த வகையான ஒரு add on ப்ளாக் டூல்ஸ் ல் சொடுக்கி add-ons ல் சொடுக்கவும் மேல் வலது மூலையில் உள்ள சியர்ச் tab ல் அட்பிளாக் க்கு தேடவும் Enter ஐ அழுத்தவும் அட் ப்ளாக்கிங் சாஃப்ட்வேர் ன் ஒரு லிஸ்ட் தோன்றுகிறது Add Block Plus in Install button மீது சொடுக்கவும். Add Block Downloading ஆரம்பிக்கிறது. அவ்வளவுதான் Ad Blocker இப்போது இன்ஸ்டால் செய்யப்படுகிறது. Ad Block will be installed after you restart Firefox என ஒரு notification message தோன்றும். Restart Now link இல் சொடுக்கவும். Mozilla Firefox மூடப்பட்டு ரீஸ்டார்ட் செய்யப்படும். ரீஸ்டார்ட் ஆகும்போது Ad Blocker செயலில் இருக்கும். இருப்பினும் ஆட் blocker ஐ பயன்படுத்துவது சில எதிர்விளைவுகளையும் கொண்டுள்ளது ஆட் blocker செயலில் இருக்கும்போது சில சைட்ஸ் உங்களை உள்நுழைய அனுமதிக்காது ஏனெனில் பல இலவச சைட்ஸ் இந்த ஆட் களில் இருந்து வருமானம் பெறுகின்றன உங்கள் browser ல் காட்டும் சில சைட்களை ஆட் blocker தடுக்கலாம் ads ஐ ப்ளாக் செய்யும் போது இதை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த tutorialன் முடிவுக்கு வந்துவிட்டோம் இதில் நாம் கற்றது themes, personas, ad blocking. இப்போது assignment NASA night launch theme ஐ இன்ஸ்டால் செய்க. பிறகு டிஃபால்ட் theme க்கு மாறவும். yahoo.com இல் இருந்து வருவது தவிர மற்ற அனைத்து pop-ups ஐயும் பிளாக் செய்க. தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழும் தருகிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken tutorialorg spoken tutorial project talk to a teacher புரொஜெக்டின் ஒரு அங்கமாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash நிமைக்ட் e ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி